வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக நாம் வெகு நாட்களாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஜோதிட ஆர்வலர்களுக்கு எளிய மக்களுக்கு அனைவருக்குமே அனைத்து வகையான வீடியோக்களையும் நம்ம பதிவு செஞ்சுட்டு வரோம் விருப்பம் உள்ளவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க எல்லாருக்குமே ஒரு ச ஒரு சண்டேங்க என்னங்க கர்ம ஜோதிடம் கர்ம ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறீங்களே இந்த கர்ம ஜோதிடம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் அது அது நான் பலன்கள் சொல்லிட்டு வரேன் சரிங்களா இன்னுமே துல்லியமாக பார்க்கணுன்னா என்னென்னா கர்மானா என்னங்க உங்கள் லக்கணத்தின் அடிப்படையில் தான் ஒரு கர்ம வினைங்கிறது முடிவு செய்யப்படுகிறது ஒரு ராசியின் அடிப்படையிலையும் முடிவு செய்யப்படுகிறது அதாவது லக்கணம் லக்கினாதிபதி இந்த ராசி இந்த மூன்று கிரகணம் லக்கணம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது ராசி என்ன நட்சத்திரத்தில் இருக்குது லக்கினாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது இந்த மூன்று விஷயங்களும் ஒரு ஜாதகனின் கர்மாவை தீர்மானிக்குது இன்று என்னங்க தீர்மானிக்குது நீங்கள் உங்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சு என்ன வகையான கர்மாவை தாங்கி வந்திருக்காங்க உங்கள் பெ பெற்றோர்கள் என்ன வகையான கர்மாவை தாங்கி வந்திருக்காங்க அது உங்கள் ஜாதகத்தில் அவர்களின் மூலியமாக உங்களுக்கு எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க கர்மா இனிமேல் அடுத்து வரும் காலகட்டங்களில் சில பாவங்கள் எந்த பாவத்தெல்லாம் எந்த வகையான கர்மாவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் எந்த வகையான கர்மாவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது சில விஷயங்கள் இப்போ உதாரணத்திற்கு மேஷ லக்கணக்காரர்கள் என்ன வகையான கர்மாவை ஆக்டிவேட் பண்ணலாம் அவர்கள் பேச்சு அவங்க பேசும்போது குடும்பம் அடுத்தவர்களின் குடும்ப பிரச்சனைகளை அடுத்தவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறவங்களா இருக்கணும் முக்கியமாக குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இதெல்லாம் சால்வ் பண்ணுறது அவங்களோட கர்மம் இதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புழக்கம் அதிகரிக்கும் அப்போனா சில பேர் மேசலக்கணக்காரர்கள் அமைதியாக இருக்கிறவங்க இது செய்ய மாட்டாங்களே அப்போனா அது தவறு அதை அவங்க ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணால் தான் அந்த பாவத்தின் பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வகையான கர்மாவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் எந்த கர்மாவை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை தெளிவாக விளக்கி சொல்கிறாங்க அது உங்கள் சுயஜாதகத்திற்கு ஏற்ப விளக்கி சொல்வது தான் கர்ம ஜோதிடம் அதுவும் இல்லாமல் முற்பிறவியில் நீங்கள் எந்த விஷயத்தில் தவறு செஞ்சுருப்பீங்க அந்த எந்த விஷயத்தில் தவறு செஞ்சதுனால இந்த விஷயத்தில் அந்த வாழ்க்கை முழுவதும் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கே அதுலேருந்து எப்படி விடுவிப்பது எப்படி அதுலேருந்து நீங்கள் விடுதலை பெறுவது விடுதலை பெறுவதுங்கிற விட எந்த செயல்களை செஞ்சால் அந்த தாக்கத்தை குறையும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கர்மச்சோரிடம் கர்மா என்ன கர்மா அப்படிங்கிறத என்னங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தாங்க கர்மா நீங்கள் இன்றைக்கி செய்ய நேற்று செஞ்சதும் ஒரு கர்மாரா நாளைக்கு செய்யப்படுறதும் கர்மாரா இப்போ செஞ்சிட்ருக்கணும் கர்மா அப்படின்னா நீங்கள் என்ன கர்மாவாக தினமும் செய்யணும் அதாவது நீங்கள் ஒரு சிரத்தை எடுக்காமல் எந்த ஒரு கர்மாவும் வேலை செய்யாது நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் ஏதாவது ஒரு செயல் செய்யணும் சரிங்களா நான் என் ஜாதகம் அப்படி தான் இருக்குது அப்படின்னா எனக்கு எல்லாமே தானாக நடக்கும்னு நினச்சிங்கன்னா நடக்காது நீங்களாக யூனிட் ஆக்ட் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு செயலை தூண்ட வேண்டும் அப்படி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன வகையான கர்மாவை தூண்டணும் இல்லை இப்போ உங்கள் சுயஜாதக பலன்களை தெரிந்து வரணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதற்குரிய பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நன்றி ஓம் சிவ ஓம்